ஹெலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம் ஹெலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சிறப்பான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்கள் அழகை மேலும் பேரழுக்கு பெற உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய இயற்கை பொருட்களை வைத்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் லாக் போஸ் anti ageing dark spots dry skin dull skin இவற்றிற்கான ரெமடியை இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க நாம் வீடியோவிற்குள் போகலாம் முதலில் ஒரு கிண்ணத்தில் இரண்டு கப் சுத்தமான நல்ல தண்ணீர் எடுத்துக்கொண்டு நன்றாக கொதிக்க விடவும் பின்னர் இரண்டு டீஸ்பூன் அதிமதுரம் பவுடரை அதில் இட்டு நன்றாக கொதிக்க விடவும் நன்கு கொதித்த பின்னர் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது ஒரு கிண்ணத்தில் இரண்டு கப் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொண்டு நன்றாக கொதிக்க விடவும் பின்னர் ஒரு சிறிய கிரீன் டீ பேக்கிங் உள்ள கிரீன் டீ தூளை அதில் இட்டு நன்றாக கொதிக்க விடவும் நன்றாக கொதித்த பின்னர் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் இவை இரண்டையும் சிறிது நேரம் குளிரவிட்டு வடிகட்டி இந்த இரண்டையும்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 சந்திப்போம் நன்றி வணக்கம்